உங்களுக்கு தினமும் ஜாப் பற்றின செய்தி உங்களை தேடி வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஜி போஸ்ட் வேக்கன்சி இருக்குது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸ் எழுபத்தி ஆறு டைப்பிஸ் இருநூற்றி இருபத்தி ஒம்பது அசிஸ்டண்ட் நூற்றி பத்தொம்போது ரீடர் ஆர் எக்ஸாமினர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஏழு இப்போ டோட்டலாக பார்த்தா ஐநூற்றி எழுபத்தி மூணு வேகன்சி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது இப்போ ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயசு கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளாடி இருக்கணும் அடுத்து அன்ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கு கீழே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயசு கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து முப்பது வயசுக்கு முன்னாடி இருக்கணும் நெக்ஸ்ட் இன் சர்வீஸ் கேட்ட கேண்டிடேட்ஸ்க்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பதினெட்டு வயசு கண்டிப்பாக இருக்கணும் மேக்ஸிமம் வந்து நாற்பத்தஞ்சுக்கும் உள்ளாடி இருக்கணும் இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உள்ள சேலரி என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து என்னென்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேமெண்ட் கட்டக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேமெண்ட் வந்து நீங்கள் பேங்க் மூலமாக நீங்கள் கட்டிக்கலாம் இப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க BC BCM MBC and DC and others அவங்களுக்கு வந்து முந்நூறுரூவா போட்டிருக்கிறாங்க SC ST and differently abled persons அவங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாம் வைப்பாங்க அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு அடுத்து ஓரல் டெஸ்ட்டு இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே என்னென்ன சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ மினிமம் மார்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை செய்வதற்கான லிங்க் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உள்ள சிலபஸ் என்னென்ன பேங்க்கில் எப்படி அமௌண்ட் பே பண்ணுறது செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அடுத்து வந்து மினிமம் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்